எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கருணா இப்போ நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கேங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலையில் வந்து இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரொம்ப பழமையான நம்ம தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கோயிலுங்க இந்த கோயில் ஒரு மலையில் கட்டப்பட்டிருக்கு அதில் என்ன சிறப்பு மலைக்கு உள்ள அதாவது மேலிருந்து கீழே தலைகீழாக கட்டப்பட்டிருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா இந்த காணொலி முழுசுமே பாருங்கள் இப்போ நான் கழுகுமலையில் வெட்டுவான் கோயில் இருக்கேன் இந்த கழுகுமலையில் என்ன இருக்குது இதோட வரலாறு என்ன இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது யார் கட்டினா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் மேலே ஏறி வந்துட்ருக்காங்க ஏறி வர்றப்பே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கம்பிகள் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதாவது மேலே ஏறி போகிறதுக்கு வயசானவங்களாம் ஏறி போகிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் போகிற வழியிலே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து இந்த இடத்தோட வரலாறு சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம அப்படியே பார்த்துட்டு மேலே போகலாம் இது முழுக்க மலை இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஃபுல்லாக பாறை தான் அந்த பாறை அப்படியே வெட்டி விட்டு படிக்கட்டுகள் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க சரி மொதல் இந்த என்ன கோயில் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் கோயில்கள் நிறைய வகைப்படுங்க அதாவது கல்லில் செய்யப்பட்ட கோயில் செங்கல்லில் செய்யப்பட்ட கோயில் மரத்தில் செய்யப்பட்ட கோயில் சுதையில் செய்யப்பட்ட கோயில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குடைவரை கோயில் கோயில்கள் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று கற்றலி கோயில் இன்னொன்று குடைவரை கோயில் கற்றலி கோயில் அப்படின்னா என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் திருவண்ணாமலை கோயில் இதெல்லாம் ரெண்டு கற்களை எப்படி உங்களுக்கு சொல்கிறது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கா ரெண்டு மூணு கற்களை எடுத்து அடுக்கி அடுக்கி அடுக்கி அடுக்கி ஒரு கோயில் கட்டினாங்கன்னா அது கற்றளி கோயில் குடைவரை கோயிலுங்கிறது ஒரு மலையை இந்த பேரில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் குடைவரை வரை அப்படின்னா மலைன்னு தமிழ் அர்த்தம் அந்த வரையை குடையிறதுனால குடைவரை இப்போ ஒரு பாறை இது ஒரு பாறை தெரியுதா இந்த பாறையை மேலேருந்து குடஞ்சிக்கிட்டு போனால் இல்லை சைட்லேருந்து குடஞ்சிக்கிட்டே போய் ஒரு கோயிலாக கட்டுறாங்க அப்படின்னா அது குடைவரை கோயில் இது ரெண்டில் எது ஈஸி ஆவிச கற்றளி கோயில் தான் ஈஸி ஏன்னா நமக்கு முன்னாடி எப்படி பண்ண போகிறோம் தெரியும் ஆனால் குடைவரை கோயிலில் மிகப்பெரிய கஷ்டம் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே லாஸ் ஆகிரும் அதனால் குடைவர் கோயில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த பாண்டிய நாட்டில் ரொம்பவே அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் வந்தோடனே இந்த கோயிலோட வரலாறு கொடுத்துருக்குறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோயில் எப்படி இருக்குது பாருங்களேன் அதாவது இது இது வந்து ஒரு மலைங்க சரியா இந்த மலையை வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது பாருங்கள் இது வரைக்கும் இருந்தது இதை கீழே வரைக்கும் கோயிலாக கட்டியிருக்கிறாங்க வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதாங்க நம்ம பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயிலை தமிழ்நாட்டின் எல்லோரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே எல்லோரா கோயிலை பற்றி போட்டிருக்கோம் எல்லோரா கோயிலோட சிறப்பு என்ன அது வந்து ஒரு குடைவரை கோயில் மிக பெருசாக பாறையிலிருந்து அப்படியே குறைஞ்சிருப்பாங்க இது தமிழ்நாட்டின் எல்லோரா அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு குடைவரை இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ மேலே வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு தெரியுதா இதை வந்து அவ்வளோ தூரம் இருந்த மலையிலிருந்து அப்படியே வெட்டி வெதுக்கி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் உளியை வச்சு இது முழுக்க செதுக்கி இருக்கிறாங்க செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த மாதிரி நுணுக்கமாக கட்டியிருக்கிறாங்க அதுதான் இதில் ஆச்சரியமே இங்கே பாருங்கள் இது முழுக்க ஒரு மலை இது முதல்ல இங்கே வந்தோடனே யார் இருக்கா நம்ம ஏறி வந்தோடனே அதாவது இந்த கோயில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு சரிங்களா கிழக்கு இந்த பக்கம் மேற்கு சரிங்களா அங்கிட்டு வடக்கு இது தெற்கு தெற்கு பார்த்து யார் இருக்கா அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி இருக்கிறார் இந்த மலையை பாறையை குடையிறப்பையே எவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் பக்கத்தில் பூதங்கள் இங்கே பெண்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க மேலேயும் தட்சிணாமூர்த்தியாக இருக்காரு இதோட கோபுரத்துலையும் இந்த பக்கம் முழுக்க தட்சிணாமூர்த்தியோட சிற்பமிகள் இருக்குது இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் வந்த சின்ன சின்ன போரில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய சிலைகளோட மூக்குகளை உடச்சிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு உடைக்கப்பட்டிருக்க தெரியுது பாருங்கள் இப்போ நான் இந்த கோவிலோட மேற்கு கோபுரத்தோட மேற்கு பக்கம் இருக்கேங்க இங்கே இருக்கிறது யாருன்னு தெரியுதா தெற்கு பக்கம் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து இருந்தார் இது திருமாலுங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன் அவருடைய கிரீடத்தை பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குன்னு எவ்வளோ நேர்த்தி அந்த கிரீடம் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்கள் அவருடைய கண்கள் அவருடைய மூக்கு உடைக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் அவருடைய உதடுகள் இங்கே பாருங்கள் அவருடைய இடுப்பு அவருடைய உடை அவருடைய கால் ரொம்பவே அழகாக ஒரு இதுக்கு மேலே காலை வச்சிருக்கிற மாதிரி இந்த பக்கம் திருமால் இருக்கிறார் நீங்கள் அப்படியே மேலே கொஞ்சம் அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூத கணங்கள் இருக்குது அந்த பூத கணங்கள் எல்லாமே பாம்பை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுதா பாம்புகளை பிடிச்சி விளாடுது அதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்கா தெரியுதா நரசிம்மர் இருக்கிறாருங்க அந்த கோபுரத்தோட கீழே பாருங்கள் அந்த நரசிம்மர் அதுவும் உடைக்கப்பட்டிருக்கு அதாவது கல்லிலேயே கலைவண்ணம் கண்டவர்கள் பாண்டியர்கள் சரிங்களா இங்கே பாருங்கள் இது யாருன்னு தெரியுதா பாண்டிய நாட்டு பெண்கள் அதாவது எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டில் பெண்கள் இப்படி தான் இவ்வளோ உலகாக இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டுறாங்க அவங்க காதுகள் பாருங்கள் காதணிகள் மேலே அவங்க முடியை வந்து பின்னி இருக்கிற மாதிரி அவங்க ஒரு காலை மடக்கி இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் கொலுசு மாதிரி ஒன்று பெருசாக போட்டிருக்காங்க கையில் வளையல்கள் அணிகலன்கள் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுங்க அப்படியே நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகா நான்கு கரங்களை உடைய முருகப்பெருமான் அவர் உடலில் பாருங்கள் ரொம்ப அழகாக அந்த அணிகலன்கள் கொடுத்துருக்குறாங்க காதில் குண்டலங்கள் மேலே அவர் தலைப்பாகை கீழே அவர் ஒரு காலை மடக்கி ஒரு காலை வச்சுருக்கிற மாதிரி கீழே எந்த ஆ இதில் இருக்கார் எந்த ஆசனத்தில் இருக்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து யாளிகள் பின்னாடி இரண்டு கைகள் ஒரு கையில் மடக்கி ஒரு முத்திரையை காட்டுற மாதிரியும் இன்னொரு கையை இடது துடையில் வச்சிருக்கிற மாதிரியும் அமைச்சிருக்கிறாங்க சரி அப்படி நம்ம முருகப்பெருமானை நம்ம தாண்டிக்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டு சிவபெருமானுங்க இந்த பக்கம் சிவபெருமானுக்காக வைக்கப்பட்டிருக்கு மேலேயும் சிவபெருமான் தான் இருக்கிறாரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க முழுக்க பூதவரிகள் கீழே சிம்ம வரிகள் அதற்கு மேலே பூதகணங்கள் இங்கே என்னென்னா இந்த ஒவ்வொரு பூதகணங்களும் ஒவ்வொரு விளையாட்டு வந்து காட்டுது ஒவ்வொரு செயல்கள் செய்கிற மாதிரி வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படி அமைச்சிருக்கிறாங்க இது உங்களுக்கு நான் நான் இப்போ இந்த பூதங்களை ஒவ்வொரு லேட் செய்யுன்றேன்னா அது இங்கே வந்து பாருங்களேன் இங்கே தெரியுதா அதாவது நீங்கள் அங்கே பாருங்கள் ஒரு பூத கணம் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு பாம்பு பிடிச்சி விளையாடுது இன்னொன்று வந்து இதோட தலையை சரி பண்ணுது இன்னொரு ஒரு முஸ்திரை காட்டுது இன்னொன்று வந்து ஒரு இசை வாசிக்கிற மாதிரி முழுக்க பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒவ்வொரு செயல்களை செய்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த கோயிலோட பிரம்மாண்டத்தை வந்து நீங்கள் பாருங்கள் அதாவது இந்த மலை வெளிப்புறத்தில் இப்போ சாதாரணமாக யாராவது மலைக்கு வந்தாங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா அங்கே இருந்தால் நீங்கள் பார்ப்பீங்க இந்த கோயில் எவ்வளோ உள்ளே இருக்குது பாருங்களேன் அதாவது நீங்கள் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அடி நான் உள்ளுக்குள்ளே அந்த மலைக்குள்ளே வந்து அமைஞ்சிருக்கிறேன் அவ்வளோ பெருசாக கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலை சரிங்களா இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டிருக்கு யாரால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் அதுவும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா பாண்டிய மன்னன் மாரஞ்சடையன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டிருக்கு எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னா இப்போ இருந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க அதாவது தஞ்சை பெரிய கோயிலாம் கட்டுறதுக்கு ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடியே இவ்வளோ பிரம்மாண்டமாக பாண்டிய மன்னர்கள் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க இந்த மலையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் இருக்குங்க ஆனால் இந்த கோவிலை பற்றி நேரடியான தகவல்கள் கொடுக்கக்கூடிய கல்வெட்டுகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயில் கட்டி முடிக்கப்படாத பாதிலேயே கைவிடப்பட்ட ஒரு கோயிலுங்க இந்த கோயிலை கைவிட்டதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் குறிப்பான சரியான நேரடியான காரணங்கள் இதுவரைக்கும் தெரியலைங்க இது கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயில் அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எந்த துவாரபாலகர்கள் யாருமே இல்லை சரிங்களா இங்கே இந்த கோயிலோட அமைப்பும் ரொம்ப பேசிக்காக ரொம்ப பேசிக்காக இருக்குது உள்ளுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க அதாவது இது முழுக்க பாறை அடர்ந்திருந்த பாறை அந்த பாறையை செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி தான் உள்ளுக்குள்ளே கட்டியிருக்கிறாங்க பிள்ளையாரப்பா நான் சொல்லலைங்க இப்போ பிள்ளையார் வைக்கப்பட்டிருக்கிறாருன்ட்டு இந்த பிள்ளையார் பிற்காலத்தில் வைக்கப்பட்ட பிள்ளையார் ஆனாலும் ரொம்பவுமே அழகாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்னலைங்க இந்த கோயில் பாதிலே விடப்பட்டிருக்குன்னு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அதற்கான தடயங்கள் தெரியும் அங்கே மேலே நிறைய வேலைப்பாடுகள் பண்ண பார்த்துருக்குறாங்க அங்கே மட்டும் இல்லை அப்படியே கோயிலுக்கு இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கமும் அந்த படிக்கட்டுகள் மாதிரிலாம் அமைக்க பார்த்துருக்குறாங்க இல்லை வேறு ஒரு சுற்று பிரகாரங்கள் வைக்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் கைவிடப்பட்ட காரணத்தினால அப்படியே நின்றுச்சு அருமையான வரலாறு நிறைஞ்ச ஒரு இடங்க இந்த நேரத்தில் நாம் ரெண்டு பேருக்கு நன்றி சொன்னோம் ஒன்று முனீஸ்வரர் அண்ணன் நம்ம நன்றி இன்னொன்று கங்காதரன் அண்ணன் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வெட்டுவான் கோயிலோட பாதுகாவலர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த பார்த்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுக்குறேங்க நீங்கள் இங்கே ஒரு வேளை வர்றீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் இந்த இடத்தோட தரவுகள் எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி ஒரு இடம் இருக்குது அதாவது மேலிருந்து கீழே ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு பாண்டிமனோட வரலாறு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும் இந்த வரலாறு இன்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும் இணைஞ்சேருங்க இதே மாதிரி நமக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சும் அங்கே போக முடியாத பல வரலாற்று இடங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம்